அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் ஆண்டனிஸ் வாய்ஸ் இணையதள நண்பர்களே பெரியவர்களே பெற்றோர்களே குழந்தைகளே நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் மீண்டும் எனது பணிவான வணக்கங்கள் அன்புக்குரியவர்களே இன்று ஒரு அருமையான ஒரு சிந்தனையை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் என்று புனித யாக்கோபு அப்போஸ்தலரான புனித யாக்கோபு எழுதிய திருமுகத்திலிருந்து ஒரு கருத்தை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள நான் மிகவும் ஆசைப்படுகிறேன் ஆவல் கொள்கிறேன் இன்றைய வாசகம் புனித யாக்கோபு எழுதிய கடிதம் திருமுகம் அதிகாரம் ஒன்று இறை சொற்றொடர்கள் பத்தொன்பதிலிருந்து என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே இதை தெரிந்து கொள்ளுங்கள் ஒவ்வொருவரும் கேட்பதில் வேகமும் பேசுவதிலும் சினங்கொள்வதிலும் தாமதம் காட்ட வேண்டும் ஏனெனில் மனிதரின் சினம் கடவுளுக்கு ஏற்புடைய செயல்கள் நிறைவேற தடையாயிருக்கிறது எனவே எல்லா வகையான அழுக்கையும் உங்களிடம் மிகுந்துள்ள தீமையையும் அகற்றி உங்கள் உள்ளத்தில் ஊன்றப்பட்ட வார்த்தையை பணிவோடு ஏற்றுக்கொள்ளுங்கள் அதுவே உங்களை மீட்க வல்லது இறை வார்த்தையை கேட்கிறவர்களாக மட்டும் இருந்து உங்களை ஏமாற்றிக் கொள்ள வேண்டாம் அதன்படி நடக்கிறவர்களாயும் இருங்கள் ஏனெனில் வார்த்தையை கேட்டு அதன்படி நடவாதோர் கண்ணாடியிலே தம் முகத்தை பார்த்துவிட்டு சென்று உடனே தாம் எவ்வாறு இருந்தார் என்பதையும் மறந்துவிடும் ஒரு மனிதருக்கு ஒப்பாவார் ஆனால் நிறைவான விடுதலை அளிக்கக்கூடிய சட்டத்தை கூர்ந்து கவனித்து அதை தொடர்ந்து கற்போர் தாம் கேட்பதை மறந்து விடுவதில்லை அவர்கள் அதற்கேற்ற செயல்களை செய்வார்கள் தம் செயல்களால் பேறு பெற்றவர் ஆவார்கள் அன்புக்குரியவர்களே இது ஒரு கடிதம் புதிய ஏற்பாட்டிலே நான்கு நற்செய்திகளுக்கு பிறகு வருகிற கடிதங்களில் இது ஒன்று திருத்துதர்கள் பணிகள் நூலில் இருந்து வாசிக்க கேட்கிறோம் அதன் பிறகு பவுலடிகளார் எழுதிய கடிதங்களை வாசிக்கிறோம் அதன் பிறகு மூன்று அப்போசலர்கள் எழுதிய கடிதங்கள் அதில் முதலாவது இருக்கின்ற கடிதம் யாக்கோபு எழுதிய கடிதம் அதன் பிறகு பேதுரு எழுதியிருக்கிறார் யோவான் எழுதியிருக்கிறார் இப்போ திருவெளிப்பாடு இருக்கிறது யாக்கோபு யார் அவர் ஒரு திருத்தூதர் அப்போஸ்தலர் இயேசுவின் ஒன்றுவிட்ட சகோதரர் இயேசுவோடு வாழ்ந்த அனுபவங்களை கொண்டவர் எருசலேமில் வாழ்ந்தவர் எருசலேமின் முதல் ஆயர் என்று சொல்வார்கள் உலகிலேயே முதன் முதலில் ஒரு சிறிய தேவாலயத்தை கட்டியவர் அவர் தான் இன்னும் இருக்குது எருசலேமிலே அவருடைய தேவாலயம் அவர் கட்டிய தேவாலயம் இன்றும் பராமரிக்கப்படாமல் பழுதாயிருக்கிறது மூடி கிடக்கு ஆக இந்த யாக்கோபு இயேசுவின் உறவினராக இருந்தாலும் திருத்துதராக இருந்தாலும் அவர் அனுபவித்த அந்த அந்த அனுபவங்களை மிக நேர்த்தியாக கடிதங்களாக எழுதி எருசலேமில் வாழ்கின்ற யூதர்களுக்கும் பறந்து பறந்து விருந்து சிதறி போயிருக்கின்ற யூதர்களுக்கும் குறையினத்தாருக்குமாகவே இந்த கடிதங்கள் பயன்படுகிறது இந்த அப்போ சிலர் யாக்கோபு பவுலடிகளாரை பற்றி அறிந்த பிறகு அவருடைய மனமாற்றத்துக்கு பிறகு சந்திப்ப சந்தித்து சந்தித்து பழகியிருக்கிறார் நட்பு கொண்டிருக்கிறார் ஆகவே அவருடைய அந்த உத்வேகமும் இந்த கடிதத்தில் உண்டு அதே சமயத்தில் பழைய ஏற்பாடுகளில் நீதிமொழிகள் ஞான மொழிகள் ஞானாகம் போன்ற அந்த நூல்களில் இருந்தும் தெளிவான சிந்தனைகளை தன்னுடைய கருத்துக்களோடு இயேசுவின் அனுபவத்தோடு சேர்ந்து நமக்கு கொடுக்கிறார் அது ஒன்றுதான் இன்றைய நாம் கேட்ட வாசகம் சினம் கொள்வது இன்னைக்கு சினம் வந்து மேலோங்கி கிடக்கிறது கோபம் எல்லாருக்குமே வருது கோபத்தால் எல்லாம் சாதிச்செல்லாம் நினைக்கிறாங்க நினைக்கிறோம் அதிகாரத்தில் இருக்கும்போது அது பயன்படும் ஆனால் அதுக்கு பிறகு அது அதுவே நமக்கு வினையாய் வரும் சினம் நிறைய பேருக்கு அது ஒரு பரிமாணம் நினைக்கிறாங்க சினம் ஒரு ஏற்றம் நினைக்கிறாங்க ஆனால் அதுதான் பலவீனம் எது நமக்கு மனிதனுக்கு அதிகமாக இருக்க வேண்டும் என்றால் அது அன்பு தான் ஆனால் மனிதனிடம் இருப்பது மிகவும் அதிகப்படியான உணர்வு சினந்தான் அன்பு ரொம்ப குறைவு அன்பு இருந்தால் சினம் வராது சினம் கொள்ள தாமதிக்கும் பவுலடிகளார் சொல்வது போல ஆனால் அன்பு இல்லாமையில் தான் அன்பு இல்லாத காரணத்தால் தான் இன்று சினம் அதிகப்படியாக மேலோங்கி இருக்கிறது இந்த சினம் சினம் வருவதற்கு இன்னொரு காரணம் பலவீனம் ஒன்றும் தெரியாது எப்படின்னு தெரியாது எதை என்ன செய்யணும்னு தெரியாது ஆகவே அந்த அறியாமையினால் தெரியாமையினால் வருகின்ற மேலதிகப்படியான உணர்வு தான் சினம் ஆக இந்த சினத்தை எவ்வாறு நாம் கையாள வேண்டும் என்று சொல்லி என்று என்று இந்த கடிதத்திலே இப்படி இந்த யாக்கோபு நமக்கு மிக அருமையாக எடுத்து சொல்லுகிறார் சினம் நாம் ஏன் கொள்வதில் தாமதம் காட்டணும்னு கேட்க சொல்றார் சினம் கொள்வதில் தாமதம் காட்டணும் தாமதம் காட்டினாலே சினம் குறைஞ்சிரும் தன்னடி உச்சஸ்தாயில போயிடுறது சினம் கொள்வது ஆத்திரப்படுறது ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டு என்று நம்ம தமிழ் அறிஞர்கள் சொல்லியிருக்கிறாங்க பழமொழியே உண்டு அது பழமொழி மட்டும் இல்லை அது உண்மையும் கூட ஆத்தருக்கான புத்தி இல்லை அறிவு கிடையாது அறிவு வேலை செய்யாது ஆத்திரம் மட்டும்தான் வேலை செய்யும் சினம் தான் வேலை செய்யும் ஆக சினம் மேலோங்கி இருக்கிற பொழுது அன்பு குறைஞ்சிடும் அன்பு இருக்காது பொறுமை இருக்காது நிதானம் இருக்காது உறவு இருக்காது உறவு வளராது இவைகள் எதுவும் இல்லை என்று சொன்னால் இறைவன் நம்மோடு இருக்க மாட்டார் இறைவனிடமிருந்து பெற வேண்டிய காரியங்களை நிறைவேற்றுவதில் பெற்றுக்கொள்வதில் தாமதம் ஏற்படும் காரணம் என்னன்னா சினந்தான் சினம் எல்லாவற்றும் தடையாக இருக்கிறது அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை சினம் மனிதனுக்கு ஏற்புடையது அல்ல கடவுளுடைய செயல்களை நிறைவேற்றுவதில் தடையாக இருக்கிறது சினம் வந்தால் கண்ணு தெரியாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா சினம் வரும்போது கண்ணு தெரியாது புத்தியும் வேலை செய்யாது நீதிமொழிகள் நூலில் இருபத்தி ஏழாம் அதிகாரம் நான்காம் வசனம் சொல்லப்படுகிறது சினம் ஒரு கொடியது அந்த உணர்வு கொடிய உணர்வு அது சீற்றம் ஒரு பெருவெள்ளம் அது சுனாமியை போன்றது ஆக சினம் தவிர்த்து பொறுமை கொள்ள வேண்டும் என நீதிமொழிகள் நூல் சொல்லுகிறது ஞான நூல்லாம் அதான் சொல்லுது அதே அதனுடைய எதிரொலி தான் புனித யாக்கோபின் கடிதத்தில் நமக்கு எதிரொலியாக தெரிகிறது அம்மன்புக்குரிய சகோதர சகோதரிகளை இந்த சமுதாயத்தில் இப்போ இருக்கிற பாருங்கள் எல்லா நிலைகளிலுமே பாருங்கள் சினம் தான் மேலோங்கி இருக்கிறது கோபதாபங்கள் தான் இருக்குது எல்லாவற்றிலும் அது மனிதத்திலும் சரி சமுதாயத்திலும் சரி சமதர்ம கொள்கையிலும் சரி அரசியலிலும் சரி மத கோட்பாடுகளும் சரி மத கோட்ப மத உணர்வுகளில் சரி இன்னைக்கு சினம் தான் மேலோங்கி இருக்கு அதனால தான் இன்னைக்கு எல் எதுலையுமே உறவு இல்லாமல் எல்லா மனிதன் மனிதனில் பிரிந்து இருக்கிறான் மதத்தாலும் இனத்தாலும் மொழியாலும் எல்லாவற்றிலும் பிரிந்திருக்கிறாங்க அன்பு இருந்தால் இதெல்லாம் ஒன்றா சேர்த்தோம் மதங்களை கடந்தது அன்பு மொழிகளை கடந்தது அன்பு இனங்களை கடந்தது அன்பு உணர்வு அன்பு உணர்வு என்பது மேலோங்கியது ஒரு குழந்தையை போன்றது ஆக அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை சிந்திப்போம் சினத்தால் எதையும் சாதிக்க முடியாது அன்பால் எல்லாவற்றையும் சாதிக்க முடியும் சினத்தால் உறவு வலுப்படாது ஆனால் விரிசல் ஏற்பட்டு உறவு கசந்து போகும் இந்த சினம் தவிர்ப்போர் சிகரத்தை அடையலாம்னு சொல்றாங்க அமர்வுக்குரிய சகோதர சகோதரிகளே அங்கே நிறைய வழிமுறைகள் உண்டு இன்னைக்கு சினம் தவிர்ப்பதற்கு யோகா செய்யலாம் தியானம் செய்யலாம் ஜபம் சொல்லலாம் இந்த சினத்தால் என்ன ஆகுதுன்னா உடல் நலமும் குறைபடுகிறது சுகர் வரும் ப்ரெஷர் வரும் நோய் நொடிகள் வருவதற்கு காரணம் சினமும் கூட இவை இந்த உண்மையின் நிலையை தெரிந்தாலே நாம் சினம் கொள்வதை தவிர்ப்போம் ஆக இன்றைய நிலைகளில் நமக்கு தேவையான உறவும் அன்பும் பொறுமையும் சாதிக்கின்ற மனநிலை உள்ள எல்லாருக்கும் தேவைப்படுகிறது எல்லாருமே சாதிக்கணும் இவ்வுலகை சாதிக்கணும் இவ்வாழ்வை சாதிக்கணும் எல்லா நிலைகளிலும் நமக்கு சாதனையாளர்கள் நாம் இருக்கணும் ஆகவே இன்றைய திருத்துவ சொல்வது போல நாம் சினம் தவிர்த்து சினம் கொள்வதில் தாமதம் படுத்தி அன்பு உறவில் அன்பை உறவை மேன்மைப்படுத்துவதிலே மேம்படுவதிலே நாம் அக்கறை கொள்வோம் அங்குதான் இறைவன் இருக்கிறார் கண்களை மூடி ஒரு சில மணித்துளிகள் ஜெபிப்போம் அன்றுவரே சினம் என்பது ஒரு உணர்வு எனக்கு தெரியும் ஆனால் அது பாவத்திற்கு ஏதுவான வழிகளை கொண்டு வருகின்ற உணர்வும் என்று தெரியும் புண்ணியங்களுக்கு எதிரான பாவம் அது கேபிட்டல் சின் இன்னைக்கு என்னிடத்தில் அதுதான் அதிகமா இருக்கு ஆண்டவரே எல்லா நிலைகளுக்கும் அது நானே காரணமா இருக்கிறேன் என் உணர்வுகள் எனக்கு எனக்கு தர வேண்டிய மனிதனாயிருந்து தர வேண்டிய உணர்வுகளுக்கு மிஞ்சியதாக இருக்கிறது அன்பு தான் பிரதானமாக இருக்கணும் பொறுமை தான் பிரதானமாக இருக்கணும் எனக்கு சிந்தனை மட்டுமல்ல என்னுடைய அந்த உணர்வும் அதற்கு ஒத்துழைக்கணும் ஆனால் அப்படி இல்லாமல் இன்னைக்கு எல்லா காரணங்களும் உறவு பிரிவதற்கும் நான் மே வளர்வதற்கும் எல்லா நிலைகளுக்கும் தடையாக இருப்பது எனது சினம் ஆண்டவரை அதை தாமதப்படுத்த அதிலிருந்து விடுதலை கிடைக்க எனக்கு பலன் தாரும் நீரே எனக்கு பலன் நீரே எனக்கு போதுமான ஆசீர்வாதம் இந்த உலகிலே ஆண்டவரே நீர் எதற்காக என்னை படைத்து எதற்காக எனக்கு இது இவ்வளவு தூரம் எனக்கு ஒரு மதிப்பளித்து எனக்கு ஒரு இடம் கொடுத்து என்னையும் ஒரு பொருளாய் பொருட்டாய் கருதி உலகத்தில் கொடுத்தீரோ அந்த செயல்களை செய்வதில் நான் கருத்தாய் இருக்க எனக்கு வல்லமை தாரும் பலனை தாரும் உம்மை போல் வாழ்வதற்கு எனக்கு வரம் தாரும் இது எங்க கோவப்படணும் எங்க கோவப்படக்கூடாது என்பதை கற்றுக் கொடுத்திருக்கிறீர் மன்னிப்பு வேண்டும் என்பதில் எனக்கு ஆழமான சிந்தனையை வளர்த்து கொடுத்திருக்கிறேன் இவைகளையெல்லாம் நான் என் வாழ்வுக்கு கொண்டு வந்து என் வாழ்வை கடந்து செல்ல எனக்கு போதுமான அன்பை தாரும் பொறுமையை தாரும் நிதானத்தை தாரும் நீர் எங்களோடு இருந்து எங்களில் பயணித்தருளும் ஆண்டவரை எங்கள் வாழ்வை மாற்றியருளும் எங்களுக்கு தேவையான ஆசீர்வாதங்களை தடையின்றி பெற்றுக்கொள்வதற்கான புண்ணியங்களை நாங்கள் சேர்த்துக்கொள்ள எங்களுக்கு அருள் தாரும் எங்களை மன்னித்து ஏற்று எங்களோடு வாழ்ந்து எங்களில் அற்புதங்களை செய்ய இதோ இந்த நேரத்தில் ஆண்டவரை நான் என்னை தயார்படுத்துகிறேன் உங்கள் வல்லமையில ஆசீர்வாதங்களால் என்னை நிரப்பி அருள் இவை எல்லாவற்றையும் எங்கள் ஆண்டவர் திருக்குமாரமாக இயேசு கிறிஸ்துவின் அற்புத நாமத்தில் உங்களை நோக்கி சிப்பிக்கிறேன் நல்ல தந்தையே ஆமீன் ஆமீன் ஆமேன் இயேசுக்கே புகழ் இயேசுக்கே நன்றி மரிய வாழ்க மரிய வாழ்க உங்களுக்கான கேள்வி ஆண்டவரே என் உயிரை எடுத்துக்கொள்ளும் வாழ்வதை விட சாவதே எனக்கு நல்லது என்று ஆண்டவரிடம் சினம் கொண்டது யார் திருவிவிலியத்தில் எந்த பகுதியில் உள்ளது